எண்ணும் எழுத்தும் திறன்களை குழந்தைகளிடம் வளர்ப்பதில் பெற்றோர்கள் குடும்பங்கள் சமுதாயம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்கு பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கூட்டு பங்களிப்பானது குழந்தைகள் மற்றும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் உதவி செய்கிறது இந்த கூட்டுறவை உருவாக்க பல வழிகள் உள்ளன ஆசிரியர்களாகிய நீங்கள் அனைவருமே உங்களுடைய பள்ளி அமைப்புகளில் இந்த பெற்றோர் மற்றும் சமுதாயத்தினர்களுடைய ஈடுபாடு உங்கள் பள்ளிகளில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கவனித்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் இன்று என்னுடன் பணியாற்றுகின்ற முனைவர் வந்திருக்கிறாங்க வாங்க அவங்கள சந்தித்து இந்த கூட்டு பங்களிப்பினுடைய முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கூட்டு பங்களிப்பானது மாணவர்களுக்கு பயன்படும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா தொடக்க நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணம் எழுத்தும் திறனோட வளர்ச்சியை ஆதரிக்கிறதுல பெற்றோரோட ஈடுபாடு மிக மிக அவசியம் ஏன்னு பார்த்தோம்னா இது குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையா இருக்கு மேலும் பெற்றோர்கள் சமுதாயம் பள்ளி மேலாண்மை குழு இந்த அனைத்தும் ஒரு கூட்டு முயற்சியில் ஒன்றாக இணைந்து இந்த குழந்தைகளுக்குரிய கற்றல் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு இது உதவணும் இதுல இந்த சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இந்த கூட்டு பங்களிப்பு அதாவது பயனுள்ள கூட்டு பங்களிப்புன்னு சொன்னீங்க இல்லைங்களா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்ல முடியுமா கண்டிப்பா பயனுள்ள கூட்டு பங்களிப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னு பார்த்தோம்னா பெற்றோர் சமுதாயம் இந்த இரண்டும் இணைந்து இந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் பங்களிப்பதை தான் நம்ம இதுல சொல்றோம் பெற்றோருடைய ஆதரவு என்பது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படி நம்ம பார்க்குறோன்னா பெற்றோர்கள் குழந்தைகளோடு இணைந்து குழந்தைகளுடைய எழுத்தறிவு சார்ந்த செயல்பாடுகளை வாசிக்கும் பொழுதோ அல்லது வீட்டில் குழந்தைகளோடு இணைந்து எண் செயல்பாடுகளை செய்யும் போதோ குழந்தைகளுடைய புரிதல் மிக விரைவாகவும் வலிமையாகவும் நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று மேலும் குழந்தைகள் அவர்களுடைய கருத்துக்களை வேகமாகவும் மிக விருப்பத்தோடும் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் இதுல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது எண்ணும் எழுத்தும் இயக்க திறன்களை மேம்படுத்துவதற்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு மேலும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கம் மிக முக்கியமானதாகவும் அதே நேரத்தில் மேம்பாடு அடையக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை ஒவ்வொரு குழந்தையினுடைய வீட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றும் அந்த குழந்தைகளை வந்து சுற்றி நிறைய பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களுக்குமே இந்த குழந்தையினுடைய இந்த எண்ணும் எழுத்தும் திறன்களை மேம்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்யுதுன்னா வந்து இருக்குது எனவே இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பங்களிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் இந்த எண்ணும் எழுத்தும் இயக்க செயல்பாடுகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பு தேவைப்படுகிறது இந்த பிணைப்பு வலுவானதாக இருக்கும் என்றால் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பாகவும் ஆறுதலாகவும் உணர்ந்து இந்த செயல்பாடுகளில் மிக கவனமாக ஈடுபடுவாங்க ஆனால் நம் அனைத்து பங்களிப்பாளர்களையும் கவனமாகவும் பயனுள்ள வகையில ஈடுபடுத்துவது மிக முக்கியமான ஒன்றாகும் நிச்சயமா இந்த வலுவான கூட்டு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நல்ல முடிவுகளை தான் நமக்கு கொடுக்கும் இதனால் அந்த வலுவான கூட்டு பங்களிப்பின் காரணமா குழந்தைகள் வந்து எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் மிக எளிமையாக குடும்பத்தில் இணைந்து எண்ணும் எழுத்தும் செயல்பாடுகளை கற்றுக்கொள்கிறார்கள் இதுபோல குழந்தைகள் முழு ஈடுபாட்டோடு இந்த எண்ணும் எழுத்தும் செயல்பாடுகளை கற்கும் போது அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய அறிவில் சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறது தெளிவான ஒன்று ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் நமக்கான பொறுப்பை புரிந்து கொண்டு இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கம் நன்றாக செயல்படுவதற்கு நமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கூட்டு பங்களிப்பை செயல்படுத்த சில உத்திகள் நமக்கு தேவைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா சந்தியா இந்த மாதிரியான கூட்டு பங்களிப்பை என்னென்ன முறைகளில் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது சில உத்திகளை நம்ம பார்க்கலாம் இந்த கூட்டு பங்களிப்பை செயல்படுத்துவதில் பலவிதமான உத்திகள் இருக்கு இதுல முக்கியமான ஒன்றை நம்ம பார்க்க போறது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை நம்மளால எப்படி மறக்க முடியும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்துல எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பா கலந்து கொண்டு அவர்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இவ்வாறு அந்த பெற்றோர்களுடைய அணுகுமுறை இருக்கக்கூடிய பட்சத்துல அது பள்ளிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் ஏனெனில் பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாம குழந்தைகள் வந்து அறிவில் சிறந்து விளங்க முடியாது அப்படிங்கிறது உறுதியான ஒன்று எனவே இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் பெற்றோருடைய ஆதரவும் மிக மிக மிக முக்கியமானது மேலும் பள்ளிகளில் சில விளையாட்டு பணிமனைகளை இந்த எண்ணம் எழுத்தும் செயலுக்காக நம்ம ஏற்பாடு செய்யலாம் இந்த விளையாட்டு பணிமனைகள் பெரியவர்களுக்கான ஒன்றுதான் பெற்றோர்களுக்கானது இந்த விளையாட்டு பணிமனை மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் பெற்றோர்களுக்கு சலிப்பை தராத வண்ணம் நம்ம பார்த்துக்கணும் இந்த பணிமனையில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பள்ளியில் நடக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் சார்ந்த செயல்பாடுகளை வீட்டில் எவ்வாறு அந்த பெற்றோர்கள் வலுப்படுத்தலாம் என்பது தொடர்பான செயல்பாடுகளை தான் இந்த பணிமனையில் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் எனவே பெற்றோர்கள் மிக எளிமையாக இந்த எண்ணும் எழுத்தும் செயல்பாடுகளை கற்றுக்கொண்டு அவரவருடைய குழந்தைகளோடு வீட்டில் இதனை செய்ய முடியும் இப்படி செய்யும் பொழுது பள்ளியில் ஏற்கனவே பெற்ற கற்றல் கற்பித்தல் சார்ந்த செயல்பாடுகள் வீட்டில் மீண்டும் ஒரு முறை வலுப்படுத்தப்படுகிறது இது கற்றல் கற்பித்தலை மட்டும் வலுப்படுத்துவதோடு இல்லாமல் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான உறவு முறையையும் இது வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்னவெனில் பள்ளியானது பெற்றோர்களிடம் எப்பொழுதுமே நேர்மறையான மற்றும் எளிமையான அணுகுமுறைகளை கொண்டிருந்தால் அது நலமாக இருக்கும் கண்டிப்பாக அது அவசியமான ஒன்று நீங்க சொல்றது மிகவும் முக்கியமான ஒன்று ஆசிரியர்களாகிய நாம் பெற்றோர்களை பள்ளிக்கு வரவழைத்து இந்த பள்ளி மேலாண்மை குறித்த செயல்பாடுகளில் சில முடிவுகளை எடுக்கிறதுல பெற்றோர்களை ஈடுபடுத்த வேண்டும் பெற்றோர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இயக்கத்திறன்களை வீட்டில் ஆதரிக்க முடியும் என்பன பற்றிய தகவல்களை நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இவை அனைத்தையுமே முழுவதுமாக ஒரே நாளில் சொல்லிவிடாதபடி சிறு சிறு விவரங்களாகவும் படிப்படியாகவும் மிக மெதுவாகவும் தொடங்க வேண்டும் நிச்சயமாக அப்படி செய்யக்கூடிய பட்சத்துல தான் பெற்றோர்கள் அதை எளிதா கையாளுவதற்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு இடையேயான இந்த கூட்டு பங்களிப்பானது மாணவர்களின் எண்ணும் எழுத்தும் திறனை மேம்படுத்துவதற்கு பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது நன்றி